அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி தேர்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்குது அதாவது ஒரு பையிங் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty seven thousand five ninety eight point sixteen வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுடைய வேலை இப்படி வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் பார்த்துட்டு இருப்பீங்க டெய்லி வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட் பார்த்துட்டு இருக்கல அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் கேண்டலுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு ஸோ அது ட்ரெண்ட் மாறும்போது அதுவே கேண்டில் கலரும் மாறிடும் யார் வேணாலும் பார்த்தோன்ன போதும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் பார்க்கும்போதே கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுட்டு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருச்சு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா thirty seven thousand six ninety two point sixteen இருக்குது இது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கிட்ட இருக்குது இந்த நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ரிட்டன் ஆகுதா மார்க்கெட் அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போதைக்கு நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஒரு செவன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டுவெண்ட்டி டூ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு தேர்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரடை பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு ஃபைவ் நைன்டி எயிட்டில் நமக்கு வந்தது இப்போ செவன் டுவெண்ட்டியில் ட்ரேடிங் போகுது செவன் மினிட்ஸில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ நம்ம ப்ரீயஸ் டே கால்ஸ் பார்க்கலாம் ப்ரீயஸ் டே லாஸ்ட்டாக வந்த கால் செல் கால் தான் thirty seven thousand three hundred and eighty eight point தேர்ட்டியில் வந்துச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ பிஎம் தான் அப்போ வந்து sell call market end of the மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஃபஸ்ட் டாரட்டை டச் வந்து பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா கால் இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் ட்ரேடிங் வந்து போச்சு நல்ல ஒரு குயிக் ட்ரேட் மாதிரி நடந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்துச்சு thirty seven two nought six அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் மினிட் கேண்டில் தான் செகண்ட் டாரட்டே பிரேக் அவுட் பண்ணுச்சு இதுக்கு ப்ரீவியஸ் இந்த செல் கால் இதுக்கு முன்னாடி வந்த பை கால்லாம் நம்ம நேற்று வீடியோலேயே லைவாக வந்து ஷோ பண்ணியிருந்தோம் நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த பைசல் கால்ஸ் பற்றி ஆல்ரெடி வந்து தெரியும் ஏன்னா நேற்று வீடியோவில் இது எப்படி இந்த செல் கால் வந்துச்சு எப்படி இதுக்கு ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டாக வந்து அந்த பை காலும் எப்படி வந்துச்சுன்ற மாதிரி நாங்கள் ஷோ பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் ஏன்னா ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டிங்க இப்போ ஃபியூச்சரில் கால் வரையில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஆப்ஷன் சார்ட்டையும் ஷோ பண்ணுறோம் டேரக்ட் ஆப்ஷன்லேயும் கால்ஸ் வரும் ஸோ அது எப்படி கால்ஸ் இருக்குது இருக்குது என்ட்ரி எப்படி கிடைக்குதுன்றதையும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா Bank Nifty thirty seven thousand call option நல்ல ஒரு இந்த மணி ஆப்ஷன் இது இந்த மணி ஆப்ஷனில் செவன் டுவெண்ட்டியில் பை கால் வந்தது இப்போ ஒரு எயிட் டுவெண்ட்டி கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது இது அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்த செல் கால் ஸோ அதில் செல் கால் வந்துச்சுல Bank Nifty six twenty five அதில் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் பிரேக் அவுட் அது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால் ஸோ எப்படி உங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ நம்ம கால்ஸ் காட்டணும் அதே மாதிரி தான் ஆப்ஷன்லேயே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட் மணி ஆப்ஷன் மாதிரி நமக்கு இந்த ரேஞ்ச் கிட்ட தான் அங்கே பை கால் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரீ சிக்ஸ்டி த்ரீயில் பை வந்திருக்கு நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ இது வந்து ஆப்ஷன் சார்ட்டில் என்ட்ரி பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலான்ட்டு அடுத்த மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடும் ஸோ நீங்கள் இதை பார்த்து டேரக்ட் ஆப்ஷனில் வச்சு இதை வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் அழகாக என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷன்லையும் எப்படி இதில் சார்ட்டில் கால்ஸ் வரும்னு ஷோ பண்ணுறதுக்கு தான் இதை நாங்கள் ஷோ பண்ணோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ